வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சன்ஃபார்மாவில் ட்ரேட் பண்ணோம் சன்ஃபார்மாவில் ஒன் ஃபிஃப்டி குவான்டிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபார்ட்டி செவன் ரேஞ்ச் கிட்டக்க நாங்கள் வந்து இன்றைக்கி பை பண்ணியிருந்தோம் பை பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா more than five point seven points கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்க மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் channel name NSC commodity trader இன்றைக்கி நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது போக நாங்கள் சிக்னல் ஜென்ரேட்டர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம் எவ்வளோ டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து சொல்லிடும் ஸோ இது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு பை பண்ணலாமா எங்கே பை பண்ணலாம் எவ்வளோ செல் பண்ணலாம் அதே மாதிரி ட்ரெண்ட் இப்போ என்ன இருக்குது பாசிட்டிவ் ட்ரெண்டாக நெகட்டிவ் ட்ரெண்டா அப்படின்றத இதுவே உங்களுக்கு வந்து சொல்லிடும் ஸோ இதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சன்ஃபார்மா இன்றைக்கி சன்ஃபார்மாக வந்து அப்சர்வ் பண்ணோம் மார்க்கெட் இன்றைக்கி ஆக்சுவலி சன்ஃபார்மாக பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு பிரேக் அவுட் எல்லாமே கிடச்சிச்சு பட் நாங்கள் மீன் வயல் வந்து எல்லாமே ஆக்சுவலி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுவோம் நிஃப்டி சில்வர் எல்லாமே ஸோ அந்த மாதிரி நாங்கள் அனலைஸ் பண்ண இல்லை நிஃப்டி பார்த்தோம் நிஃப்டியும் வந்து பாசிட்டிவாக ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்துருந்துச்சு இதே ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து சேஞ்ச் ஆச்சு ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹைல தான் ஓப்பன் ஆச்சு பட் மார்க்கெட் வந்து அதில் கண்டினியூட்டி இல்லைன்றனால மார்க்கெட்டினுடைய பிரேக் அவுட் வந்து டவுன் சைடில் தான் இருந்துச்சு அப்பர் சைடில் இல்லை ட்ரெண்டு நேற்று பையிங் தான் காட்டுச்சு பட்டு மேலே பிரேக் அவுட் ஆனால் தான் நாங்கள் வந்து என்ட்ரிஸ் எடுப்போம் அப்புறம் மார்க்கெட்டும் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குன்றனாலையும் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் வால்டாலிட்டி அதிகமாக இருக்கும் ரொம்ப up and down up and down moment இருக்கும் ஸோ அந்த இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வேறு இதில் ட்ரேட் பண்ணலாம் நேற்று நாங்கள் ஸ்டாக்ஸ் மாறுதி அந்த மாதிரி தான் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்லாம் ப்ராஃபிட்லாம் புக் பண்ணோம் வயல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி வந்து ஓப்பனிங் வந்து சூப்பரான ஒரு ஓப்பனிங்கு அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் கண்டினியூ ஆகிக்கிட்டு ஏறிட்டே தான் இருந்துச்சு இன்றைக்கி ஆக்சுவலி ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டே இருந்துச்சு மார்க்கெட்டும் கண்டினியூவாக ஹையில் தான் வந்து கட் பண்ணிவிட்டு மேலே தான் வந்து போச்சு ஒன்லி ரீசன் நாங்கள் இந்த சைடு போகாததுக்கு காரணம் என்னென்னா ரொம்ப ஹையில் இருக்குது எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகிட்டு ரொம்ப டவுனில் இறங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும் அப்படின்றதுனாலையும் மார்க்கெட்டை எல்லா நேரமும் ட்ரேட் பண்ணி தான் இது ப கற்றுக்கணுன்னு இல்லை சில சமயம் வேடிக்கை பார்த்தும் கற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மார்க்கெட் வந்து கொஞ்சம் உள்ளே போக வேணாம் அப்படின்ட்டு வெளியே இருந்தே பார்த்து கற்றுக்கிட்டோம் இன்னொரு ரீசன் இருக்குது டென் ஓ கிளாக் ஆர்பிஐனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வேறு இருந்துச்சு ஸோ அதுக்காண்டியும் வந்து கொஞ்சம் போகல பட் நிஃப்டி வந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு பயங்கர ரைசிங் அதுக்கப்புறம் மறுபடியும் ரைசிங்னு சொல்லி ஏறிச்சு பட் அன்சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அது மேக்ஸிமம் நெகட்டிவாக தான் வந்து பார்க்கப்படும் இப்போ கொஞ்சம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் எப்படி போகுதுன்ட்டு சில்வர் பார்த்தோம் சில்வர் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சில்வனுடைய ட்ரெண்ட் வந்து எங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் தான் வந்து இன்ட்ராடே ட்ரெண்ட் காட்டுச்சு ஓப்பனிங் கேண்டிலுடைய டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிருந்தால் இன்றைக்கி ஆக்சுவலி ஓப்பனிங்லேயே சில்வர் தான் வந்து போயிருந்திருப்போம் பட் மேலே தான் பிரேக் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு டென் ஓ கிளாக் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் பிரேக் அவுட் ஃபஸ்ட் கேண்டில்னுடைய பிரேக் அவுட் வந்து டவுன் சைடில் நடந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ரேலியில் இறங்குச்சு பட் நாங்கள் அது எல்லாத்துக்கும் முன்னாடி சன்ஃபார்மாவில் ஆக்சுவலி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ சன்ஃபார்மாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் வந்து பொர்ஷன் எடுத்தோம் one fifty lots one fifty lots இல்லை குவான்டிட்டி தான் ஸோ ஒன் ஃபிஃப்டி குவான்டிட்டி வந்து ஆக்சுவலி பை பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி குவான்டிட்டி பை பண்ணோம் கொஞ்சம் இறங்கியில் வாங்கணும் பொறுமையாகவே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்பிட்வீனில் வந்து ஒரு கால் ஆப்ஷனும் பண்ணோம் ஆக்சுவலி ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ருபீஸில் வாங்கினோம் அது செவன் டென் போகையிலே வந்து செல் பண்ணிட்டோம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸ் வந்து எடுத்தோன்னே வந்து ஒரு ஃபிஃப்டி தான் ஆக்சுவலி வந்து இது பண்ணோம் கொஞ்சம் இறங்கையில் வாங்கலான்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி மறுபடியும் வந்து ரொம்ப லோவில் இறங்குச்சு ஸோ அந்த டைமில் இன்னொரு ஹண்ட்ரட்ஸ் வந்து ஆட் பண்ணோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குவான்டிட்டி எடுத்தோம் ஃபைவ் ஃபா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் நைன்டீனில் அதுக்கப்புறம் ஒரு ரேலியில் டென் பாயிண்ட்ஸ் கிட்டக்க வரைக்கும் ரைஸ் ஆச்சு ஃபைவ் ஃபிஃப்டி செவன் வரைக்கும் சரி நல்லா ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சிலேயே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஃபார்ட்டி செவன் வாங்கின ஃபிஃப்டி செவன் கிட்டே வரும்போது கொடுத்தோம் ஸோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுலேயும் ஒரு ப்ராஃபிட் ஒரு த்ரீ தௌசண்ட் ப்ராஃபிட் டோட்டலாக புக் பண்ணோம் பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் ரைசிங்கில் ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு தொடர்ந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைசிங்கில் ஃபைவ் சிக்ஸ்டி வரைக்கும் தொடர்ந்து வந்து ஏறிச்சு இப்போ தான் ஒரு சின்ன டேர்ன் ஓவர் வந்து காட்டுது எப்போயுமே இதுவும் நடக்கிறது தான் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் ஒரு மூமெண்ட்டு ஸ்ட்ராங்காக போச்சுன்னா அதுக்கப்புறம் மேபி திரும்புறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஏன்னா எப்போயுமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டென் ஓ கிளாக் ஒரு மூமெண்ட் சேஞ்ச் ஆகும் அடுத்து டுவெல் ஓ கிளாக் ஒரு மூமெண்ட் சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்த்தோம் மார்க்கெட் வந்து ஸோ நல்ல மூமெண்ட் இன்றைக்கி